தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனிமேல் வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி யூடியூப்ல வந்து எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது அந்த மாதிரி லைவ் குரூப் வந்து நிறைய பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கு ஸோ பெய்டு வெப்சைட் இருக்கு ஃப்ரீ வெப்சைட் இருக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம சேனல் பார்க்கலாம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற பட்டனுக்கும் பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நம்ம போற ஒவ்வொரு புத்தம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோவில் வந்து உங்களோட வியூ சப்ஸ்கிரைபர் லைக் எல்லாத்தையும் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளோட டேரெக்டாக வந்து பிளாகுக்கு போகும் அந்த பிளாக்ல வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுற மூலமாக வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்து ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன அப்புறம் உங்களுக்கு என்டர் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் ரீடைப் பாஸ்வேர்டு கொடுத்து அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் என்னோடய மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி காட்டுறேன் ஸோ லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் கிளம் யுவர் டெய்லி பவுன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் வந்து டெய்லி வர்றீங்க அப்படின்னா இதில் வந்து குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ திருப்பி ஹோமுக்கு வரேன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூரோ காயின் இருக்குது ஜூரோ ப்ரீமியம் லெஃப்ட் அப்படின்ட்டு இருக்கு இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு வந்து பதினாலு டாலர் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டாலர் பே பண்ணலாம் பதினாலு நாளைக்கு இருபத்தி ரெண்டு டாலர் ஒரு டாலர் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு டாலர் இந்த மாதிரி இருக்குது இதோட ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்க ஸோ அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணாமல் எப்படியும் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு உங்களோட வாட்ச் வீடியோ ஹிடன் காயின்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும் ஸ்டார்ட் வீடியோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து பிளே ஆகும் இப்போ வீடியோஸ் வந்து அவைலபிளாக இல்லை திருப்பி நான் ஹோம் பட்டனுக்கு வரேன் இப்போ வந்து like video fan more coins அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் நிறைய சேனல்ஸோட வியூ வியூஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க சேனலோட வீடியோஸோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் இதை பிளர் பண்ணிடுவேன் இந்த வீடியோவை அதே நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் இதில் வந்து லைக் லைக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லைக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் வந்து இது லோட் ஆகும் வீடியோ வந்து அன் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பிளே ஆகுது பாருங்க இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் லைக் பண்ணிட்டு லைக் வந்து ஆட் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிரும் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு பாயிண்ட்ஸ் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு காயின் கொடுப்பாங்க ஸோ இந்த காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும் நான் உங்களுக்கு ரிஃப்ராக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காயின் வந்து பதினஞ்சு காயின் வந்து ஆட் ஆயிருக்கு நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க பதினஞ்சு காயின் பத்து காயின் இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த காயினை வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு வந்து வாட்ச் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சூப்பர் குயிக் காயின்ஸ் இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து டென் காயின் வேணும் அப்படின்னா லைக் பண்ண வேண்டிய இருக்கும் இந்த பேஜை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து இதை லைக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென் காயின்ஸ் வரும் கூகுளில் ஷேர் பண்ணுறது மூலமாக ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து இந்த காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் நான் ஒரு சில ரீஃபண்ட் காண்டி வந்து நிறைய இந்த வீடியோஸில் வந்து நிறைய இதை வந்து நான் பிளர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே அவைலபிள் இருக்கும் so watch video complete offer complete offer அப்படின்றத எடுக்கலாம் திருப்பி நம்ம ஹோம் பட்டனுக்கு வந்துக்கலாம் ஸோ மேனேஜ் வீடியோஸ் வியூஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணலாம் பை காயின்ஸ் நீங்கள் காயின் வந்து பை பண்ணுற மாதிரி தான் இதாக இருக்கும் social connect quick coins social மீடியாவில் வந்து இதை ஷேர் பண்ணுற மூலமாக வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ லைக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும் ஓகேங்களா இதில் வந்து ட்விட் பண்ணீங்க அப்படின்னா ட்விட்டரில் ட்விட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து காயின்ஸ் ஆட் ஆகும் ஸோ நான் இப்போ வந்து பேக் வந்துடுறேன் கம்ப்ளீட் ஆஃபர் அப் கிரெடிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ இதுலேயும் ஆஃபர்ஸ் எதுவும் அவைலபிள் இல்லை இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படித்து பார்த்துக்கலாம் Mankind completing simple task to friend them uh, team to receive for YouTube views and YouTube like for videos. To mankind watch video over uh, automatic system like our video complete offer large amount kind. Also use the referral links refer friend and family and five under interest. நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் இதில் காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் யூடியூப் சேனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மை அக்கௌண்ட் அப்படின்ற போகலாம் manage videos views manage videos like promote refer referral content account settings அப்படின்னு இருக்கும் மேனேஜ் வீடியோஸ் வியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஆட் வீடியோ வியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட வீடியோக்கோட ஏதோ ஒரு வீடியோ எடுத்து இதில் போட்டு யூஆரில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு வீடியோக்கு வந்து எவ்வளோ காயின் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க ஒரு வீடியோக்கு வந்து நான் பத்து காயின் கொடுப்பேன் அப்படின்னா பத்து கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஆட் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் அவைலபிள் இல்லை நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு டெமோக்காண்டி யூஆர்எல் வந்து காப்பி பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வியூஸ் பார்க்குற வீடியோஸ் பார்க்குற மூலமாகவும் லைக் பண்ணுற மூலமாகவும் ஷேர் பண்ணுற மூலமாகவும் காயின்ஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் இப்போ வந்து எனக்கு டோட்டலாக பதினஞ்சு காயின்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது மூலமாக வந்து உங்களோட வீடியோ அண்டு வீடியோஸ்க்கு வந்து வியூஸு லைக்கு எல்லாத்தையும் வந்து கொண்டு வர முடியும் அதுக்காண்டி தான் அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களோட வியூஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் வீடியோஸ் லைக்கு செக் பண்ணிக்கலாம் ஸோ லைக் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆடு வீடியோஸ் லைக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண அப்புறம் உங்களோட சேனலோட யூஆர்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவோட டைட்டில் வீடியோக்கு வந்து ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்தீங்க காயின் ஆஃப் ஆஃபேஞ்ச் ஒரு காயின் எவ்வளோ காயின் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுருங்க எவ்வளோ வீடியோக்கு வந்து maximum number of coin spend the video ஒரு வீடியோக்கு எவ்வளோ காயின் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் coin select coin per like எவ்வளோ லைக் வந்து வரைக்கும் வந்து அந்த காயின்ஸ் வந்து மூவ் ஆகணும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் காயின் வச்சிருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ வீடியோக்கு தான் எனக்கு வந்து இந்த காயின் யூஸ் ஆகணும் அப்படின்னா பதினஞ்சு வீடியோக்கு மட்டும் வேணும் அப்படின்னா பதினஞ்சு செட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும் ஸோ சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ காயின் செட் பண்ணிருக்கீங்களோ பதினஞ்சு வீடியோக்கு வந்து அந்த காயின் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு வந்து இதில் லெஸ் ஆகிட்டே வரும் ஸோ இதன் மூலமாக வந்து உங்களோட லைக் அண்ட் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த வெப்சைட் மூலமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஒரு டிக் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்து இதுல லாகின் பண்ணி வியூஸ் லைக் இன்க்ரீஸ் பண்ற மூலமா பெனிஃபிட் இருக்கு இதுல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி கம்மியாகும் அப்படின்னு கேக்குறீங்களா இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணி பண்ணும்போது இதுல வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வேர்ல்டு வைட்ல வந்து சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் வந்து உங்கள் சேனல் ஆட் ஆயிரும் அப்புறம் வந்து ஒரு ஆயிரம் சேனல் வந்துருச்சு ரெண்டாயிரம் சேனல் நிறைய இருக்குது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அன்சப்ரிவர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து உங்களோட வீடியோஸும் வந்து அன்சப்ரிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆன்லைன் வெப்சைட்னால ஆனால் வியூஸ் வந்து குறைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது ஏன்னா வந்து வியூஸ் அப்படின்றது ஒரு டைம் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை கம்மி பண்ண முடியாது பட் சப்ரிவர் அப்படின்றது வந்து ஒரு டைம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அன்சப்ரிபர் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு இதில் மைனஸ் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் சப்ளிவேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க யூனிக் கிங்டம் அட் ஆயிரம் யூடியூப் சப்ளிவேர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு சேனல் மூலமாக இந்த ஒரு வெப்சைட் மூலமாக வந்து ஈஸியாக உங்களோட views and subscriber and like வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைனாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம்னா இந்த ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டோம் நம்ம சேனலுக்கு வர வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து மூவ் பண்ணலாம்னு இருக்கும் இதை வந்து ஒரு தனி பிளேலிஸ்டாவே பண்ணலாம்னு இருக்கும் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் அந்த கேட்டகரியில் வந்து இனிமே வந்து யூடியூப் யூடியூப் சேனல் அண்ட் யூடியூபோட வீடியோஸ் வியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவோட வியூஸ் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் வியூஸ் எல்லாமே வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு வெப்சைட் மூலமாக வந்து பார்க்கலாம் ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுறது பெய்டு ப்ரமோஷன் இந்த ரெண்டு டைப்பாக வந்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் இப்போ கண்டிப்பாக வந்து இனிமே போற வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக கிளிக் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி நம்ம பிளாகருக்கு போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணி இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் வந்து ட்ரெக்கடான வெப்சைட் ஸோ கண்டிப்பாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன் அதை வந்து சொல்லிக்கிறேன் ஸோ இந்த சேனலில் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ என்ன சொல்லுது ப்ரீமியம் அப்கிரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அப்கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அப் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்கிரேட் பண்ணுறதுனால என்ன ஈஸி அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு காசு வந்து ரொம்ப ஒரு பத்து ரூபா இருபது ரூபாலும் ரொம்ப அதிகமாக தெரியும் பட் அந்த மாதிரி வேர்ல்டு பாப்புலரான கண்ட்ரீஸில் வந்து டாலர் டிரான்சேக்ஷன் தான் நடக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு டாலர் அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சி படி எழுபது ரூபா இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டாலர்னா ஜஸ்ட் ஒரு ரூபா அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட மதிப்பு படி எழுபது ரூபா ஸோ அதனால் அவங்க ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் மூவ் பண்ணி தான் வந்து அவங்களோட வியூஸ் அண்ட் அப்டேக்கரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் கோடிக்கணக்கான வெப்சைட் வந்து கூகுளில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம தேடுறது மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு புதுசாக யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதன் மூலமாக தான் இங்கிலீஷ் சர்ச்சி இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அண்ட் இன்னொரு ரீசனும் இது இதுதான் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து அமௌண்ட் பே பண்ணி வந்து வியூஸ் லைக் லைக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அண்டு ஒன் டே ஒன் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மில்லியன் வர்றது அந்த மாதிரி சேனல் சொல்லி குறைவான சப்ரீவர் இருக்கிற சேனல் வந்து அதிகமான வீடியோ சப்ரீவர் வரும் ஸோ அந்த மாதிரி சேனலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு பார்க்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு ஒர்க்கை பண்ணி அவங்களுக்கு லைக் சப்ரீவர் கொடுக்குற மூலமாகவும் அண்டு மற்றவங்க வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் மூலமாகவும் ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும் ஸோ அதனால இந்த சேனல் மூலமா